சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதிஷ்ட சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதிஷ்ட சம்ஸ்கிருதம்ங்கிறது சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதிங்கிறது நம்மளுடைய கல்ச்சர் சம்ஸ்கிருதமும் சம்ஸ்கிருதியும் ஏக விம்ச பாட்டக இருபத்தி ஓராவது லெசன் படிங்க மாணவ ஜாத்தேகே பாஷிதம் சேஷிதம் ச ஏவ ததீயாம் புரா அபிவிருத்தி சூச்சயதி ஆஹ் மாணவ ஜாத்தேகே மாணவ ஜாத்தியினுடைய பாஷிதம் ஸ்பீச் சேஷ்டிதம் அப்படின்னா இது அர்த்தம் ஆஹ் செய்கை ஜஸ்டர்ன்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே ததியாம் புரக அபிவிருத்தியும் சூச்சயதி முன்னாடி இருக்கிற அவளனுடைய அபிவிருத்தினா வளர்ச்சி அத அத வந்து சூச்சனம் பண்றது அதை இண்டிகேட் பண்றது சூச்சயத்தினா இண்டிகேட்ஸ் அர்த்தம் மாணவ ஜாத்தேகே அப்படின்னா ஹியூமனுடைய இந்த ரேஸ் இந்த குரூப் இருக்கு இல்லையா அது அவளுடைய ஜாதிகி ஜாத்தேகே சஷ்டியில இருக்கு பாஷிதம் சேஷ்டிதம் செய்வ அவளுடைய அந்த பாஷணமும் ஸ்பீச்சும் சரி சேஷ்டையும் சரி ததியாம் புறக அபிவிருத்தியும் சூச்சயதி அவளுடைய முன்னாடி இருக்கிற செய்கைகளை நமக்கு வந்து இண்டிகேட் பண்றது அதுக்கப்புறம் பாரதியானாம் பாஷாக பிராதான்யேன ஆரிய திராவிட வர்க்கீயாக பவந்தி ஆஹ் பாரதியானாம் பாரதியானாம் பாஷாக பாரத தேசத்துல இருக்கிற நம்ம இந்தியன்ஸினுடைய பாஷாக லாங்குவேஜஸ் வந்து பிராதான்யன முக்கியமாக ஆரிய திராவிட வர்க்கியாக பவந்தி ஆரிய திராவிடம்ங்கிறது திராவிடம்ங்கிறது சவுத் சவுத் சைடு இருக்கிற லாங்குவேஜஸ் வர்க்கம்னா செக்ட் ஆர் செக்ஷன் குரூப் ஆரிய திராவிட வர்க்கியாக அப்படின்னா ஆரியங்கிறது நார்த்து திராவிடம்ங்கிறது திராவிட பாஷைகள் அப்படின்னு प्राधान्यमाग विरिगिरदु अपरम् आधुनिककाले दक्षिणभारते परिगण्यमानाः तमिळ तेलुगु कन्नड मलयाळ भाषाः द्राविडवर्गीयांश्चेत् उत्तरभारते हिन्दी गुजराती मराठी बेङ्गाली ओरिया असमी प्रभृतिभाषाः ஆரியவர்கீயா சோ வந்து ஆதுனிக காலே மாடர்ன் டேஸ்ல தட்சிண பாரதே தட்சிண சவுத் இந்தியால பரிகண்யமானாக கவுண்ட் செய்கின்ற அதாவது கவுண்ட் பண்ண படுற தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள பாஷாக தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள பாஷாக லாங்குவேஜஸ் திராவிட திராவிட வர்க்கீயான்னு இட்ஸ் சதர்ன் லாங்குவேஜஸ் அதுக்குள்ள வருது it falls into the category of southern languages சேர்த்து இத இந்த தமிழ் தெலுங்கு மலையாளத்தை வந்து நம்ம வந்து திராவிட பாஷான்னு சொன்னோம்னா என்ன உத்தர பாரதே வடக்கு இந்தியாவில் இந்தி குஜராத்தி மராட்டி பெங்காலி ஒரியா அசமி பிரபிருதி பாஷாக இந்தி குஜராத்தி மராட்டி பெங்காலி ஒரியா இந்த அசமி இந்த முதலிய பாஷைகள் ஆரியவர்கீயாக வந்தி ஆரிய பாஷைகளாக இருக்கின்றன அப்புறம் किन्तु एतासां मूलं तावत् प्राचीनभारतीयभाषा संस्कृतम् एव ஆஹ் இருந்தாலும் கிந்து ஏதாசாம் மூலம் தாவது இவைகளினுடைய மூலம் என்ன அப்படின்னா பிராச்சீன பாரதிய பாஷா சம்ஸ்கிருதமேவ மூலம் வந்து என்ன அப்படின்னா பழமையான பாரதிய பாஷா அந்த பாரத தேசத்தினுடைய லாங்குவேஜான சம்ஸ்கிருதமே இவ சம்ஸ்கிருதமே இவ தமிழ் வந்து சம்ஸ்கிருதத்தை விட பழைய language but Tamil has never been the source of the origin of any other language where is உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து ஹிந்தியே வந்து it's a form of Sanskrit script same தானே அண்ட் உங்களுக்கு வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது மூணுமே இதனுடைய வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கன்னடம் பார்த்தேன்னா ஓரளவு தமிழ் அண்ட் சம்ஸ்கிருத வார்த்தைகளா தான் இருக்கும் மலையாளம் பார்த்தேன்னா முக்கால்வாசி சம்ஸ்கிருதம் தான் மலையாளம் தெலுங்கு தான் அதுக்கப்புறம் தஸ்ய தூ தஸ்ய தூ ஸ்வரூபம் திவிடம் வைதீகம் லௌகிகம் சேத் ச சோ தஸ்ய தூ கிந்து ஏதாசாம் மூலம் வந்து சம்ஸ்கிருதம் தான் தஸ்ய தூ ஸ்வரூபம் திவிதம் தஸ்யனா தஸ்ய சம்ஸ்கிருதஸ்யன்னு அர்த்தம் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய ஸ்வரூபம் ஸ்வரூபம்ங்கிறது இங்க வந்து கிளாசிபிகேஷன் வச்சுக்கோங்க it can be classified into two types one is வைதிக சம்ஸ்கிருதம் அனதர் ஒன் இஸ் லௌகிக சம்ஸ்கிருதம் சரியா அப்புறம் வைதிகம் சம்ஸ்கிருதம் ருக் யஜு சாம சாமத வர்ண வேதேசு ததன் ததனந்தயா பிரதி பிரசித்தாசு உபனிஷத்சு प्रति अ, प्रसिद्धासु उपनिषत्सु अ, लो- mm, चोल चोपलभते लभ्यते ச உபலபியதே च Ah. उपलभ्यते। ஆஹ் வைதிக சம்ஸ்கிருதம் வைதிக சம்ஸ்கிருதமானது ரிக்கு யஜுகு சாம அதர்வண வேதேஷு அந் ததந்ததையா ரிக்கு எஜுர் சாம அதர்வணம் இந்த வேதங்களில் வேதங்களுக்குள் இருக்கின்றதுனாலையும் பிரசித்தாசு உபனிஷத் ச உபலபியதே பிரசித்தமாக இருக்கின்ற உபனிஷத்துகளில் சோ பிரசித்தங்கிறது உபனிஷத்துக்கு அப்ஜெக்டிவ் பிரசித்தாசு சு உபனிஷத்களில் ச உபலபியதே அவைலபிளா இருக்கு இட் இஸ் அவைல் வைதிக Samskritam where can you see this வைதிக சம்ஸ்கிருதம் அப்படின்னா வைதிக சான்ஸ்க Vedic Sanskrit is seen in the four Vedas, Rig, Yajur, Sama, and Atharvana. And it is also seen in the popular Upanishad. Yeah, it is also available uh, uh, in the Upanishads. Mm. Laukika Sanskritam, Ramayana Itihaseshu, Bhagavatadi, Puraneshu, Raghuvamshadi, uh, काव्येषु शाकुल शाकुलन्त शाकुन्तलादि नाटकेषु शाकुन्तलादि नाटकेषु सूत्रशास्त्रग्रन्थेषु च प्रयुक्तं दृश्यते So, வைதிக சம்ஸ்கிருதம் வந்து உங்களுக்கு வந்து வேதங்கள்லயும் உபனிஷத்துலயும் அவைலபிள் அவைலபிள்னா லௌகிக சம்ஸ்கிருதம் எங்க அவைலபிள் அப்படின்னா லௌகிக சம்ஸ்கிருதம் ராமாயணாதி இதிகாசேஷு ராமாயணம் முதலிய இதிகாசங்களிலும் பாகவதாதி புராணேஷு பாகவதம் முதலிய ஆதினாலே எக்ஸெட்ரான்னு அர்த்தம் சோ ராமாயண ஆதிங்கிறதுல உங்களுக்கு மகாபாரதம் இன்க்ளூட் ஆயிடும் பாகவதாதி அப்படிங்கிறதுல உங்களுக்கு அந்த பதினெட்டு புராணமும் இன்க்ளூட் ஆயிடும் ஸ்கந்த புராணம் சிவ புராணம்னு இருக்கணும் சோ பாகவதாதி புராணேஷு பாகவதம் முதலிய புராணா புராணங்களிலும் ரகுவம்சாதி காவியேஷு ரகுவம்சம் ஆதி எக்ஸட்ரா ரகுவம்சம் குமார சம்பவம் நைச்சதம் அந்த மாதிரி இருக்கிற காவியங்களிலும் ஷாகுந்தலாதி நாடகேஷு ஷாகுந்தலம் முதலிய நாடகங்களிலும் சூத்திர சாஸ்திர கிரந்தேஷு சூத்திர ரூபமாக சூத்திரம் அப்படிங்கிறது பிரம்மசூத்திரம் வச்சுக்கலாம் சாஸ்திர சாஸ்திர கிரந்தங்கள் இது உபனிஷத்துக்கு கமெண்ட்ரி எழுதுறதெல்லாம் உங்களுக்கு சாஸ்திர கிரந்தங்கள் தான் சாகித்ய சாஸ்திர கிரந்தங்கள் வியாக்கரண சாஸ்திர கிரந்தங்கள் மீமாம்ச சாஸ்திர கிரந்தம் எல்லாமே சாஸ்திரம் அந்த கிரந்தேஷு ச பிரயுக்தம் திருஷ்யத்தை அதுதான் லௌகிக சம்ஸ்கிருதம் சரியா அப்புறம் ஜனானாம் பாஷா பிரவாக காலே காலே பிரயுக்தம் திருஷ்யதே அப்படிங்கிறது உப உபயோகிக்கப்பட்டதாக காணப்படுகிறது அஸ்மாபிகின் அர்த்தம் சரியா பிரயுக்தம் திருஷ்யதே உபயோகிக்கப்பட்டதாக காணப்படுகிறது எது பிரயுக்தம் எது பிரயுக்தம் பிரயுக்தம் அதான் அந்த சாஸ்திர சாஸ்திர பிரயுக்தம் இங்க எதுக்கு போறது సంస్కృతం వెరీ గుడ్ లౌకిక பிரயுக்தம் ஏன்னா லௌகிக சம்ஸ்கிருதம் இதுவும் ஒரே விபக்தியில இருக்கணும் லௌகிக சம்ஸ்கிருதம் பிரயுக்தம் திருஷ்யதே எதுல பிரயுக்தம் திருஷ்யதே அப்படின்னா சூத்திர சாஸ்திர கிரந்தேஷு திருஷ்யதே காவியேஷு திருஷ்யதே சகுந்தலாதி நாட்டகேஷு திருஷ்யதே ரகுவம்சாதி காவியேஷு திருஷ்யதேன்னு சொல்லணும் சரியா அடுத்தது जनानां भाषाप्रवाहः काले काले रूपान्तरं प्राप्नोति ஆஹ் ஜனானாம் பாஷா பிரவாக ஜனங்களினுடைய த ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ்னு அர்த்தம் பாஷா பிரவாகனா அது வந்து காலே காலே ரூபாந்தரம் பிராப்னோதி ரூபாந்தரம்னா என்னது அது ஆ, மா- மா- ரூபாந்தரத்துக்கு- ரூபாந்தரத்துக்கு மாறுபட்ட form. மாறிண்டே இருக்கு. ரூபம். Ah it takes a different form அதுக்கு என்ன எப்படி வி- விக்கிரவாக்கியம் சொல்வேல் ரூபஸ்ய ம்ஹும். ரூபாந்தரம் ரூபா ரூபாயாம் போன கிளாஸ் தான் சொன்னேன் நானு அந்நியத் ரூபம் அர்த்தம் அந்நியத் நாமாந்தரம் அந்நியத்து நாம ரூபாந்தரம் அந்நியத் ரூபம் சொன்னேனா இல்லையா ஆமா ஆமா ஆமா கரெக்ட் உம் அதான் சோ ஜனானாம் பாஷா பிரவாக ஜனங்களுடைய அந்த ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ்ங்கிறது காலே காலே எவ்ரி டைம் ரூபாந்தரம் பிராப்னோத்தி அப்படின்னா it it takes different form சரியா அதாவது அதாவது வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் இப்போ இஃப் யூ டேக் த நம்ம வந்து மூவிஸ் சினிமாலே பார்த்தோம்னா கூட அந்த காலத்துல தமிழ் ஏர்லி இயர்ஸ்ல வந்து அவ வந்து அப்படியே பக்கா அந்த என்ன சொல்றது கிளாசிக்கல் தமிழ் பேசியிருப்பான் அதே தமிழ் இன்னைக்கு பேசப்படுறதா இன்னைக்கு பேசினா யாருக்குமே புரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுறதா உங்களுக்கு நான் சொல்றது அதுதான் இட்டே ஓவர் த இயர்ஸ் வந்து இட் அது வந்து காலே காலே ரூபாந்தரம் பிராப்னோதி அடுத்தது பரினிஷ்டதாயாம் பரிமாஜிதாயாம் ஏவ பாஷாயாம் சாகித்ய சிருஷ்டி சம்பவத்தி ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா பரிநிஷ்டிதாயாம் பரிநிஷ்டிதா அப்படின்னா நிஷ்டமா இருக்கு ஸ்திரமா இருக்கிற ஒரு பாஷையிலும் பரிமார்ஜிதாயாம் அப்படின்னா சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாஷையிலும் தான் என்ன ஆகும் அப்படின்னா சாகித்ய சிருஷ்டிகி பரிபவ சம்பவதி சாகித்யம் சாகித்யம்னு லிட்ரேச்சர் அதனுடைய சிருஷ்டிகினா கிரியேஷன் சம்பவதி உண்டாகும் எந்த எந்த வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நல்லா ஒரு ஸ்திரமா இருக்கோ அண்ட் எந்த லாங்குவேஜ் வந்து நல்லா சுத்தப்படுத்தப்பட்ட அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிமார்ஜனம்னா பெருக்கிறதுன்னு அர்த்தம் சரியா பரிமார்ஜிதாயாம் அப்படின்னா நன்றாக கிளீன் சுத்த பண்ண பண்ணப்பட்ட அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து நல்லா கிளியரா இருக்கிற எந்த எந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கோ அதில் அந்த மாதிரி பாஷையில தான் சாகித்ய சிருஷ்டிகி சம்பவதி சாகித்யத்தினுடைய சிருஷ்டிங்கிறதே உண்டாகும் அதாவது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் முன்னாடி ப்ரிவைலிங் லாங்குவேஜ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதமா இருந்திருக்கும் that is why many work சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா என்லெஸ் புக்ஸ் இருக்கு எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் இவ்வளவு புக் இருக்கு ஒரு ஜென்மா போறாது ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு சோ அந்த மாதிரி இப்போ இப்ப எடுத்துட்டேன்னா இன்னில இருந்து இன்னொரு two two thousand three thousand இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தேன்னா இங்கிலீஷ் உட வீந்த அப்ப வந்து ப்ரிவைலிங் லாங்குவேஜ் அதுதான் இருந்திருக்கும் அதனாலதான் இவ்வளவு புக் வந்திருக்குன்னு சொல்லுவா இல்லையா சோ பரிநிஷ்டிதாயாம் பரிமார்ஜிதாயாம் ஏவ பாஷாயாம் பரிநிஷ்டா எந்த ஒரு பாஷையானது ஸ்திர பாஷாவா இருக்கோ பரிமார்ஜிதாயாம் கிளீனா இருக்கோ அந்த பாஷையில் தான் சாகித்யத்தினுடைய சிருஷ்டிங்கிறதே உண்டாகும் சரியா அப்புறம் एवं वैदिकी भाषा कदाचित् जनैः व्यव आ, व्यर्वहि வியவஹ்ரியமானா வியவஹ்ரியமானா ஆ, मानम् आ- சரி. अस्ति यदा परिनिष्ठिता आसीत् परिनिष्ठिता आसीत् तदा तस्यां आ, वेदसाहित्यं பிராதுர்பூதம் ஏவம் இதே மாதிரி வைதிக பாஷா வைதிக் வேதிக் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அது கதாச்சித்து ஜனைஹி கதாச்சித்துனா ஒரு சமயம் ஜனைஹி ஜனங்களினால் விவகிரியமானா சதி அந்த லாங்குவேஜ் தான் அவ பேசிட்டு இருந்திருப்பா அந்த தருணத்துல அந்த காலகட்டத்துல சரி அதனாலதான் லிட்ரேச்சர் வந்து is always replica what is happening in the society அதை தான் முக்காவாசி லிட்ரேச்சர் கதை வரும் காளிதாசனுடைய ஒர்க் எல்லாம் பார்த்தேன்னா he always mentions about the city Ujjaini உஜ்ஜயினில தான் ப்ராபபிளி அவர் இருந்திருப்பாரோன்னு அவர் வந்து எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தாருங்கிற கதையெல்லாம் வந்து எல்லாம் வந்து கற்பனை கதை தானே தவிர he has never mention that time born I was born as இது எனக்கு வந்து தெய்வ சக்தியினால வந்ததுங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி வந்த வாழ்னுடைய உக்தி சோ வந்து அந்த மாதிரி வைதிக பாஷா கதாச்சித்து இந்த வைதிகி பாஷான் பேரு வேதிக் லாங்குவேஜ் கதாச்சித்து ஒரு சமயம் ஜன ஒரு காலகட்டத்துலன்னு அர்த்தம் கதாச்சித்துன்னா ஒன்ஸ் ஆன் அ டைம் ஜனைகி ஜனங்களினால் வியவகிரியமானா சதி வியவகிரியமானா எதுக்கு போறது அப்ஜெக்டிவா பாஷா வைதிகி பாஷா வைதிக வைதிகி பாஷா இதுக்கு அட்ஜெக்டிவா போறது விவகரியமானங்கிறது விவகரியமானாங்கிறது உங்களுக்கு வந்து ஷானச் பிரத்தியத்துல இருக்கு சத்ரு எப்படி வந்து பரஸ்மை பரஸ்மைபதிக்கோ ஷானச் வந்து ஆத்மனை ஆத்மனைபதிக்கு சோ இந்த மாதிரி இந்த வைதிக பாஷா ஜனைகி விவகரியமானா சதி சத்தினா எந்த காலகட்டத்துல அந்த மாதிரி இருந்ததோ சத்து சதக சத்தின்னு சொல்லுவா சத்திங்கிறது இங்க பாஷாக்கு போறது இந்த மாதிரி பாஷையானது அந்த மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருந்த தருணத்துல எதா பரிநிஷ்டிதா ஆசித்து அப்ப வந்து எப்ப அந்த பாஷா வந்து ஸ்திரமாக இப்படிதான் இந்த பாஷை பேசப்பட வேண்டும் அப்படின்னு இருந்ததோ ததா அந்த தருண அந்த சமயத்துல தஸ்யாம் தஸ்யாம்னா தஸ்யாம் பாஷாயாம் அந்த லாங்குவேஜ்ல வச்சு அந்த லாங்குவேஜில் அந்த பாஷையில் வேத சாகித்யம் பிராதுர்பூதம் வேத சாகித்யமானது உண்டானது புரியுறதா ஆஹ் பிராதுர்பூதம் எதுக்கு போறது வேத சாகித்யமா உம் வேத சாகித்யத்துக்கு போறது ஏன்னா பாஷா பிராதுர் பூதான்னு வரணும் வேத சாகித்யம் பிராதுர் பூதம் வைதிகி பாஷா விவகரியமானா சதி எதா பரிநிஷ்டிதா ஆசித்து எது பரிநிஷ்டிதா வைதிக பாஷா வைதிகி பாஷா பரிநிஷ்டிதா ஆசீத் ததா தஸ்யாம் தஸ்யாம்ங்கிறது எது பாஷா भाषा பாஷாயாம் ஆ, பாஷாயாம். தஸ்யாம் பாஷாயாம் வேத சாகித்யம் பிராதுர்பூதம் சரியா அப்புறம் அடுத்தது ஆ. படிங்க. तस्मिन्नेव काले सामान्यजनैः व्यवह्रियमाणं भाषायाः रूपान्तरं प्राकृतमिति प्रसि प्रतितम् ம் यतः तत् प्रकृतीनां जनानां तत् भाषितम् प्रकृतीनां जनानां आ, भावित आसीत् भाषितम् பாவிதம் பாஷிதம் தஸ்மின் நேவ காலே சோ வந்து இந்த மாதிரி அதாவது இப்ப நீங்க சம்ஸ்கிருத டிராமா எல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ராஜா பிராமணன் அப்புறம் அந்த உச்ச குலத்துல பிறந்தவா அவள்லாம் வந்து சம்ஸ்கிருதம் பேசுவா அதுவே இந்த காவலாளிகள் தோட்டக்காரன் அப்புறம் வந்து ஸ்திரீகள் ராணி கூட சொல்றேன் அவளாம் வந்து பிராகிருத்தம் தான் பேசுவான் நீங்க டிராமா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிராகிருத பாஷையில இருந்து சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பா டிரான்ஸ்லேஷன் சொல்ல மாட்டேன் இதுல இருந்து அது ஒரு சேஞ்ச் கொடுத்துருப்பா அதுதான் நாங்க படிச்சு பதில் சொல்லுவோம் சரியா அந்த மாதிரி தஸ்மினேவ காலே அந்த காலத்துல சாமானிய ஜனைஹி விவகரியமானம் பாஷாயாக ரூபாந்தரம் பிராகிருதம் இது பிரதிதம் यतः तत् பிரகிருத்தீனாம் ஜனானாம் பாஷிதம் ஆசீத் தஸ்மினேவ காலே அதே காலகட்டத்துல எந்த காலகட்டத்துல அந்த வைதிக சாகித்யம் பாப்புலரா இருந்த அதே காலகட்டத்தில் சாமானிய ஜனகி அப்படின்னா காமன் பீப்புள் நடப்போம் சாதாரண ஜனங்களினால் வியவகிரியமானம் விவகாரம் பண்ணப்பட்ட பாஷாயாக ரூபாந்தரம் பாஷையினுடைய சம்ஸ்கிருத பாஷையினுடைய ரூபாந்தரம் அப்படிங்கிறது என்ன வேற ஒரு பரிமாணம் அந்த பாஷையினுடைய வேற ஒரு பரிமாணம் அதுதான் பிராகிருதம் இது பதித்தம் பிரதிதம் அதுதான் famous call popularly known as Prakritam சரியா சரியா உம் சோ இந்த இதுல விவகரியமானம்ங்கிறது எதுக்கு போடுது சாமானிய ஜனைக்கா சாமானிய ஜனைகி கிம் கிம் விவகரியமானம் நிக்கிறதோ நான் கேள்வி சாமானிய ஜனைகி விவகரியமானம் रूपान्तरम् ரூபாந்தரம் பிராகிருதம் இது ரூபாந்தரம். பிரதிதம். ஆமா ஆ யதः தத் பிரகிருதீனாம் ஜனானாம் பாஷிதம் ஆசீத் பிரகிருத்தினா சாதாரண பிரகிருத்தினா இன் ஜெனரல் நேச்சர் பிரகிருதி ஜனானான சாமானிய ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் இருக்காலும் ரொம்ப படிப்பறிவு இல்லாத அந்த அந்த sect of group of people அந்த பிரகிருத்தினாம் ஜனானாம் பாஷிதம் ஆசீத் அந்த அந்த பிராகிருதம்ங்கிறது பாஷிதம் யாரால பாஷிதம் பிரகிருத்தினாம் ஜனானாம் அவர்களால அவர்களுடைய பா ஒரு பாஷையாக இருந்தது சரியா அர்த்தம் ஏவம் வைதிகம் சம்ஸ்கிருதம் பிம்பம் செய்தி பிராகிருதம் சசிய பிரதிபிம்பம் பிரதிபிம்பம் சாயா இது சித்தம் ஏவம் வைதிக சம்ஸ்கிருதம் பிம்பம் பிம்பம் அப்படின்னா இப்ப கண்ணாடி எதிர்க்க நம்ம உட்கார்ந்துக்கிறோம் கண்ணாடியில நம்மளுடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்டட் இமேஜ் தெரிஞ்சுடுத்து அப்படின்னா இந்த இமேஜுக்கு பிம்பம்னு பேரு திஸ் இஸ் அன் இமேஜ்னு ஒரு பேர் வருமானோ சாதாரணமா நம்மளுடைய முகம் மாத்திரம் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒன்ன முகம்னு சொல்லிட்டு போயிடுவோம் அதுக்கு வந்து பிம்ப முகம்னு எப்போ பேர் வரும் அப்படின்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வேற எங்கேயா விழுந்ததுன்னா அது டூப்பு இது ஒரிஜினல்னு சொல்றோமோ நம்ம சோ அந்த மாதிரி வைதிக சம்ஸ்கிருதம்ங்கிறது பிம்பம் செய்து அது ஒரு ஒரு இமேஜாக இருந்ததுன்னா பிராகிருதம்ங்கிறது it is a reflected image பிரதிபிம்பம்னா ரிஃப்ளெக்டட் இமேஜ் சரியா சாயா இது சித்தம் சாயானா ஷேடோ அந்த இதையே பின் தொடர்ந்துட்டு வரும் அந்த அந்த அந்த பிம்பம் அங்க வந்து கண்ணாடியில இருந்து எதிர்க்க கண்ணாடியில இருந்து தள்ளி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க முகம் இல்லைன்னா கண்ணாடி அங்கேருந்து எடுத்துட்டா அது இஸ் நோ ரிஃப்ளெக்டட் இமேஜ் அங்க அங்க வந்து இந்த முகத்துக்கு நம்ம வெறும் முகம் தான் சொல்ல போறோம் பிம்ப முகம்னு சொல்ல மாட்டோம் முன்னாடி வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் இமேஜ் வந்த உடனே அதுக்கு பிரதிபிம்ப முகம் இதுக்கு பிம்ப முகம்னு பேரும் புரியாதா அப்ப அதுக்கு சாயா இது சித்தம் அதுக்கு சாயான்னு பேரு ஷேடோ பின்தொடர்ந்து வர்றதுனால அதுக்கப்புறம் வைதிக சம்ஸ்கிருதம் ஏவா पश्चात् लौकिकसंस्कृत संस्कृतरूपम् अभजत् உம் லௌகிக இந்த ரகாரத்தை எடுத்துடணும் சோ பஷாத் சோ வைதிக சம்ஸ்கிருதமேவ வைதிக சம்ஸ்கிருதமே தான் பஷாத் லேட்டர் ஆன் பிறகு லௌகிக சம்ஸ்கிருத ரூபம் அபஜத் லௌகிக சம்ஸ்கிருத ரூபத்தை அடைகிறது சரியா? ஆ? அப்புறம் அது கொஞ்சம் டைல்யூட் ஆச்சுன்னா லௌகிகம் அப்புறம் अप्राकृतमपि अपाल्य पालित्य प- पालित्य परनाम मदेयं पाली इति अपरनामधेयम् अपरनामधेयं प्रदेशं प्रदेशभे प्रदेशभेदेन भिन्नतां गतं तस्य च उत्तरभारतीय சஞ்சாத்தாகா சோ பிராகிருதம் அபி இந்த பிராகிருதமும் கூட பாலி இது அபரநாத் மாமதேயம் பாலி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் கிடைச்சது பிராகிருதத்துக்கு அப்புறம் பிரதேச பேதேன அந்தந்த பிரதேசத்துக்கு ஏத்த மாதிரி பின்னதாம் கதம் அது வந்து ஒரு பின்னத்தன்மையை ஒரு சேஞ்ச் அடைஞ்சது எப்படி வந்து மதுரையில பேசுற தமிழும் திருச்சியில பேசுற தமிழும் கோயம்புத்தூர்ல பேசுற தமிழும் மாறுறது அந்த மாதிரி தேசத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த டயலக்ட் வந்து சேஞ்ச் ஆகும் புரியுறதா சோ பின்னதாம் கதம் இந்த பாலி பிராகிருதம் இந்த பாலியும் என்னன்னா பின்னதாம் கதம் தஸ்யச்ச அபபிரம்ச ரூபானி அதுலே இன்னும் சிம்பிளிஃபைடா இருக்கு பாரு அதுதான் யானி ஜாத்தானி எது உண்டாச்சோ தேபியக ஏவ ஆதுனிக பாஷாக இந்தி பிரபுத்தைய உத்தர பாரதியாக சஞ்சாராக அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணதுதான் உங்களுக்கு வந்து இப்ப மாடர்ன் டைம்ல யூஸ் பண்ற ஹிந்தி முதலிய நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் சம்ஸ்கிருதத்தினுடைய மகாரத்தை எடுத்துட்டேன்னா கமலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மகாரத்தை எடுத்துட்டு கமல் அப்படிங்கிறோம் ஹிந்தில இல்லையா முக்கால்வாசி வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்துல ஹிந்தியில பார்த்தேன்னா அது வந்து இதுதான் சம்ஸ்கிருத வார்த்தைகளா தான் இருக்கும் புரியுறதா உங்களுக்கு அப்பபிரம்சம் அப்படின்னா பிராகிருதத்துல இருந்து கொஞ்சம் கரெக்டானதுன்னு அர்த்தம் அந்த யூஸ் பண்ணிக்காம நம்ம வந்து சிம்பிளிஃபைடுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு மாறுதல் ஒரு சேஞ்ச அடைஞ்ச யானி ஜாத்தானி எதெல்லாம் வந்ததோ ஏவ ஆதுனிக பாஷாக அதுல இருந்து ஃப்ரம் தெம் அர்த்தம் இல்லையா தஸ்மை தாபியாம் தேப்யா ஏவ ஆதுனிக பாஷாக ஆதுனிகம் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கிற லாங்குவேஜஸ் ஹிந்தி பிரபுத்தயா ஹிந்தி முதலிய உத்தர பாரதியாக சஞ்சாத்தாக உத்தர உத்தர பாரத பாஷைகள் உண்டானன சஞ்சாதாகனா உண்டானதுன்னு அர்த்தம் சரியா அதனாலதான் ஹிந்திக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ஓரளவுக்கு script is the same even other mini north Indian languages பார்த்தேன்னா அஃப்கோர்ஸ் குஜராத்திலாம் மாறும் மத்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கிரிப்ட் காமனா இருக்கும் பட் வந்து அர்த்தங்கள் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆகும் அது வந்து அந்தந்த காலகட்டத்துல வார்த்தைகள் மாறிய காரணத்தினால சரியா அவரான் तथा तथा च प्रा- प्राचीनत भा- प्राचीतनं प्राचीतनत मायाः ஒழுங்கா படிங்க. संस्कृतभाषा ஒழுங்கா படிங்க அத ओके ओके सारी तथा च प्राचीनत मायाः संस्कृतभाषा பிராச்சீன தமாயாக प्राचीनतमायाः ओके प्राचीनतमाय பிராச்சீன தமம் பிராச்சீன தமம் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட்னு அர்த்தம் ओके சரியா பிராச்சீன தரம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் பிராச்சீனம் பிராச்சீன தரம் பிராச்சீன தமம் அப்படின்னா ஓல்டஸ்ட் அமாங் ஆல் ததாச்ச பிராச்சீன தமாயாக சம்ஸ்கிருத பாஷாயாக பிரபாவ மூலதன உத்தர பாரதீயாசு ஆதுனிக பாஷாசு போஷகத்வேன திரவிட பாஷாசு ச நிராகாட்டக சமபத்து சமபவத்து நிராகாட்டம் அப்படின்னா மிக்ஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம் நன்னா சேர்ந்துடுத்துன்னு அர்த்தம் எது அப்படின்னா ததாச்ச பிராச்சீனதமாயாக சம்ஸ்கிருத பாஷாயாக மிகவும் பழமை வாய்ந்ததான one of the oldest languages அதனுடைய பாஷாயாக சஷ்டியில இருக்கு பிரபாவக பிரபாவகனா எஃபெக்ட் மூலத்தக மூலத்திலிருந்து ஃப்ரம் த ரூட் எதுல இருக்கு அப்படின்னா உத்தர பாரதியாசு ஆதுனிக பாஷாசு போஷகத்துவேன திரவிட பாஷாசு சோ மேலும் என்ன உத்தர பாரத பாஷைகளான இன்னைக்கு இருக்கிற ஆதுனிகம்னா பிரசன்ட் மாடர்ன் மாடர்ன் லாங்குவேஜஸ்லயும் போஷகத்துவேன திராவிட பாஷாசு போஷணம் பண்ற மாதிரி திராவிட பாஷைகளிலும் though Telugu Malayalam and Kannada have a different script when compare to Sanskrit they also taking the same format of கக் கன்னா தமிழ்ல உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது தமிழ்ல ஒரே காதான நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம் சோ அதான் அதனாலதான் அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஹேஸ் டேக்கன் ஆஃப்டர் சான்ஸ்கிரிட்னு சொல்றாரு மதர் ஆஃப் மதர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா சம்ஸ்கிருதம் அதுக்கு தமிழுக்கு வந்து Tamil is even older than Sanskrit so போஷகத்துவேன திராவிட பாஷா சூச்ச திராவிட பாஷைகளில் நிராகாட்டகா சம்பவம் சரியா நிராகாட்டகா சம்பவத்து நிராகாட்டகா அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம் நன்னா சேர்ந்துருத்துன்னு அர்த்தம் புரியுறதா உம் படிங்க படிங்க मूलभूतायाः संस्कृतभाषायाः साहित्यम् अनन्तं विविधं च अस्ति உம் சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா மூலபூதாயாக இந்த சம்ஸ்கிருத பாஷாயாக மூலமாக இருக்கின்ற இந்த சம்ஸ்கிருத பாஷையினுடைய சாகித்யம்னா லிட்ரேச்சர் அனந்தம் விவிதம் ச அஸ்தி அனந்தம்னா எண்ட்லெஸ் விவிதம்னா பல வெரைட்டி ஆக இருக்கிறது அனந்தாவை வேதாகா இது வேதானாம் வேதானாம் ஆனந்தியம் ஆம்நாதம் ஆம்நாத்தம்னா சொல்ல சொல்ல சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் அனந்தாவை வேதாகா வேதாகா அனந்தாகா அப்படிங்கிறது வேதானாம் ஆனந்தியம் ஆம்நாத்தம் வேதங்களுக்கும் ஆனந்தியம்ங்கிறது சொல்லப்பட்டது அதுவும் வந்து என்லஸ் அதுக்கும் வந்து கிரியேட்டர் யாரும் கிடையாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது பிரதமம் ருக் சாம அத்தர்வன வேத சம்ஹிதாக பிரகாஷிதாக முதல்ல ரிக்கு யஜுகு சாம அதர்வண வேதங்களுடைய சம்ஹிதைகள் அந்த வாட் கால் மந்திரங்கள் பிரகாசிதாக பிரகாசிக்கப்பட்டதுன ஏன்னா ஒரு காலத்துல வேதம்ங்கிறது என்னன்னா it is learned by rote யாரும் புஸ்தகம் போட்டு வேதம் படிச்சது கிடையாது குரு சிஷ்ய பரம்பரையில குரு தன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பார் அந்த சிஷ்யன் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பார் அந்த மாதிரி அதாவது அது வந்து சிரவண மூலா சிரவண மார்க்கேன்னு வந்ததுனால்தான் அதுக்கு ஸ்ருதினே பேர் வேதத்துக்கு இல்லையா இந்த ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிகித பாட்டகா ஆஹ் பஞ்சயத்தே பாட்டகாதமாகான் இருக்கு கீதி வேதத்தை ரொம்ப கீதமா பாடுறவன் அதாவது சாமவேதம் கீதமா இருக்கும் பட் அதுக்கு உண்டான மீட்டர் தான் அது சீக்ரி ரொம்ப வேக வேகமா சொல்றவா தத சிரக்க சிரக்க கம்பிதக தலைய ஆட்டி ஆட்டின்னு சொல்றவன் ததா லிகித பாட்டகா எழுதி வச்சுட்டு படிக்கிறவன் அப்புறம் வந்து அல்பஸ்வரகா ரொம்ப தீமமா ஒரு ஸ்வரத்துல ரொம்ப மொள்ளமா காதலே விழாம அப்படியே நீச்சமா சொன்னான்னு வச்சுக்கோங்க இவாலாம் இந்த five people among the host who recite Vedas சரியா அதனால அந்த ஒரு காலத்துல வந்து அது வந்து புஸ்தகம் வச்சு படிக்கிறதுங்கிற ஒரு ஹேபிட்டே கிடையாது அப்பெல்லாம் வந்து ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு ரெக்கார்டிங் அனுப்பிச்சுடுறோம் இல்லையா அந்த மாதிரி ரெக்கார்டிங் எல்லாம் இல்ல சோ அதனால வந்து சிரவணம் எல்லா பஞ்ச இந்திரியமும் நன்னா வேலை பண்ணும் வாத்தியார் சொல்லும் போது கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது ஒண்ணு நன்னா நன்னா பாக்கணுங்கிறது ஒண்ணு நன்னா கேட்டுக்கணும் அண்ட் வாத்தியார் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆத்துல ஒரு தடவை பாத்துட்டு வருது சொல்லி கொடுத்தப்புறம் அந்த பாடத்தை ஆத்துல ரிவைஸ் பண்ணிக்கிறது that is how it was இல்லையா நோட்ஸ் எடுத்துக்கிறது வேணா இருக்குமே தவிர books were not published but இப்ப எல்லாம் மாறிவிடுது இல்லையா அதான் அதனாலதான் அந்த டைம்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் மெமரி ஜாஸ்தி உங்கள மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் तत एव नः संस्कृते मूलभूतात् एवि सम्पत् सम्प्राप्ता என்னது மூலபூதா என்ன படிச்சேன் மூலபூதாத் அப்படியா பூதாத்துன்னு ஏன் படிச்சேன் எனக்கு சந்தேகமா இருந்தது இல்ல இல்ல பூதாத். மூலபூதா தெய்வி சம்பத்து சம்பிராப்தா தத ஏவ அதனாலே தான் நக நமக்கு சம்ஸ்கிருதேகே மூலபூதா தெய்வி சம்பத்து சம்பிராப்தா இந்த மாதிரி ரிக் யஜு சாம அதர்வண சம்ஹிதைகள் பிரகாஷிக்க தேவர் பப்ளிஷ்டு அதனாலேயே தான் நமக்கு நம்ம சம்ஸ்கிருதியினுடைய நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர்னுடைய மூலபூதம் ரூட்டாக இருக்கிற தெய்வி சம்பத்துன்னு ஒரு பெரிய ஒரு தெய்வத்தால கொடுக்கப்பட்ட சம்பத்துனா சொத்து வெல்த் அது சம்பிராப்தா அடையப்பட்டது புரியுதா பிராமணானி ஆரண்யகானி உபனிஷச்ச இது வேதபாகாக சிக்ஷா கல்பக சந்தக நிருப்தம் வியாக்கரணம் ஜோதிஷம் ச இது வேதாங்கானி பிராது பிராதுரபவன் பிராதுரபவன் பிராமணானி ஆரண்யகானி உபனிஷதகச்ச இது வேதவாகாக வேதங்களினுடைய பாகங்கள் வந்து உங்களுக்கு பிராமணங்கள் பிராமணங்கள்ங்கிறது எல்லாம் ஒரு type of section of mantras ஆரண்யக்கங்கள் உபனிஷத்கள் இதெல்லாம் வேதவாகாக அதுக்கப்புறம் வேதாங்கங்கள்னு பார்த்தீங்கன்னா சிக்ஷா கல்பம் சந்தஸ் நிருப்தம் வியாக்கரணம் ஜோதிஷம் இது ஆறுமே வேதத்தினுடைய அங்கம் சரியா டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் வேதங்கள் ஓகேவா சிக்ஷாங்கிறது உங்களுக்கு வந்து சப்தத்தினுடைய பிரயோகம் எப்படி கல்பம்ங்கிறதே உங்களுக்கு பூஜை சம்பந்தமானது அண்ட் சந்தஸ்ங்கிறது மீட்டரை பேஸ் பண்ணி நிருப்தம்ங்கிறது உங்களுக்கு வந்து வியாக்கரணம்ங்கிறது உங்களுக்கு கிராமர் நிருப்தம்ங்கிறது உங்களுக்கு எட்டிமலாஜி அந்த எட்டிமலாஜிக்கல் டெரிவேஷன் எப்படி வருதுன்னு ஜோதிஷம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஜோதிஷம் அஸ்ட்ராலஜி இது எல்லாமே வேதாங்கானி சைதி வேதாங்காணி பிராதுரபவன் வேதத்தினுடைய அங்கங்கள் உண்டான உண்டா உண்டாகின சரியா அபராதுகு அபவன் அப்புறம் ததः கல்பசூத்திராணி கிரகசூத்திராணி தர்மசூத்திராணி ச மகர்ஷிபிகி பிரணி பிரணிதானி இதுதான் இந்த கல்பசூத்திரங்கள் தான் உங்களுக்கு வந்து பூஜை இது இல்ல சோ ததக பிறகு கல்பசூத்ராணி பூஜை சம்பந்தமான விஷயங்கள் கிரகிய ஒரு கிரகஸ்தா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் பண்ண வேண்டியது தர்ம சூத்திராணி தர்ம சூத்திரங்கள் தர்ம வழியில போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா மகர்ஷி பிகி பிரணீதானி மகர்ஷிகளையால் எழுதப்பட்டன பிரணீதானி இது எல்லாமே கல்பசூத்ராணி கிரகிய சூத்ராணி தர்மசூத்ராணி ச மகர்ஷி பிகி பிரணீதானி மகர்ஷிகளினால் எழுதப்பட்டன பிரணீதானிங்கிறது என்னதா இல்ல என்ன பத்தையும் அவங்க சத்ரு பிரத்யயம் இல்ல எப்படி சத்ரு எழுதப்பட்டன past tense past tense sorry பிரணித்தான் எழுதப்பட்டது பிரணித்தானி சூத்திராணி எல்லாம் நபும்ச வருது பிரத்யம் பிரணீதா பிரணீதம் பிரணீதா பிரணீதா பிரணீதௌ பிரணீதாக பிரணீத பிரணீதா பிரணீதே பிரணீதம் பிரணீதௌ பிரணீதே பிரணீதானி சரியா நபுசகலிங்கம் அப்புறம் அல்பாட்சரை அனல்பார்த்தம் சூச்சயந்தி சூத்ராணி சூத்ராணி சூத்ராணின்னா அஃபாரிசம்ஸ் அர்த்தம் சூத்திரங்கள்னா என்ன அப்படின்னா அல்பாட்சரைகி அல்பம்னா கொஞ்சம் துளியூண்டு லெட்டர்ஸ வச்சுண்டு அனல்பார்த்தம் அப்படின்னா அல்பார்த்தம்னா கொஞ்சம் அர்த்தம் பார்த்தம்னா நிறைய பெரிய விஷயத்த துணூண்டு சொல்றதுதான் உங்களுக்கு சூத்திரங்கள் பிரம்மசூத்திரங்கள் எடுத்து நெல்னா பிரம்மசூத்திரங்கள் வந்து என்ன சொல்றது அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இதுதான் ஃபர்ஸ்ட் சூத்திரம் எத்தனூண்டு இருக்கு பாருங்க இவ்வளவுதான் சூத்திரம் ஒரு ஒரு வரி கூட இருக்காது ஜன்மாத்தியசிய யதா ஒரே வார்த்தை சாஸ்திர யோனித்வாத் ஒரே வார்த்தை இதெல்லாம் வந்து பிரம்மசூத்திரங்கள் இந்த பிரம்மசூத்திரத்தை வச்சுண்டு அவன் என்ன சொல்றாதாங்கிறதுக்கு அத்வைத்தபரமா எழுதியிருக்காரு ஆதிசங்கரர் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவன் அதுக்கே கமெண்ட்ரி எழுதியிருக்கா விசிஷ்டா துவைத்த பரமா எழுதியிருக்கார் இவர் ராமானுஜர் சோ இந்த மாதிரி அந்த சூத்திரங்கள் அப்படிங்கறது என்னன்னா இத்திரூண்டு இருக்கு அதே மாதிரிதான் பாணினியனோட சூத்திரம் இப்ப வந்து என் சந்தி என் சன்னின்னு சொல்றேனோ நானு அதுக்கு சூத்திரம் வந்து என்னன்னா இகோ எனச்சி அவ்வளவுதான் அவ்வளவுதான் எழுதியிருக்காரு அவர் இகோ எனச்சி தான் பாணினி சூத்திரம் அதுக்கு வந்து இகஹஸ்தானே என் சாத்து அஜிபரே அப்படின்னு பின்னாடி வந்து வந்தவா அதுக்கு வந்து விருத்தி எழுதியிருக்கா புரியுறதா சோ இந்த மாதிரி அல்பாட்சரிகி அக்ஷரம்னா லெட்டர்ஸ் ரொம்ப துளியூண்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அனல் பார்த்தம் சூஜயந்தி சூத்ராணி நிறைய பெரிய விஷயங்களை வந்து காமிச்சு கொடுக்கறது இண்டிகேட் பண்றது எதுனா அந்த சூத்திரங்கள்ங்க புரியாதா அதான் உம் சூத்திர கிரந்தேஷு மகர்ஷேகே பாணினேகே அஷ்டாத்தியாயி நாம வியாக்கரண சூத்திர கிரந்த பாரதி ஆர்ஷ விஜயானஸ்ய विज्ञानस्य ம். आ, बुद्धि बुद्धिकुश कुशलतायश् तायश्च आ, विजय विजयध्वजौ विराजते விராஜதே ஆஹ் சூத்திர கிரந்தேஷு சூத்திர கிரந்தங்களில் மகர்ஷேகே பாணினேகே அஷ்டாத்தியாயி மகர்ஷியான பாணினியினுடைய பாணினி பாணினேகே ந சஷ்டி அவருடைய அஷ்டாத்தியாயி நாம அஷ்டாத்தியாயின்னு உள்ள வியாக்கரண சூத்திர கிரந்தகா வியாக்கரணத்தை ஒரு ஒரு சூத்திர ரூபமாக சொல்ற ஒரு கிரந்தம் அது பாரதிய ஆர்ஷ விஜானம் ஆர்ஷம்னாலே பழமையான அர்த்தம் ரிஷி சம்பந்தம் ஆர்ஷம் ஆர்ஷ பிரய சில பிரயோகங்கள்லாம் பாணினிக்கு முன்னாடி இருந்த பிரயோகத்துக்கெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கிராமர்லயே கிடைக்காது அதுக்கெல்லாம் பேர் வந்து நீங்க ராமாயணத்தெல்லாம் புராணங்கள் எல்லாம் பாக்கலாம் பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் before the grammar was written அப்ப எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அதுல வந்து சில யூசேஜுக்கெல்லாம் வந்து இப்ப நீங்க வியாக்கரண ரீதியா பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் கிடைக்காது அதுக்கெல்லாம் தான் பேர் ஆர்ஷ பிரயோகம்னு சொல்லுவான் பழ பழமையான பிரயோகம் சோ பாரதிய ஆர்ஷ விஜயானம் அப்படின்னா அந்த பாரதிய தே பாரத தேசத்தினுடைய பழைய ஞான ஞான ஞானத்தோட இருக்காளே அவளுடைய புத்தி குஷலா குஷலதாயாக அவளுடைய புத்தி சாமர்த்தியம் குஷலம்னா ஸ்கில்ஃபுல் ஸ்கில் அத அத வந்து காண்பிக்கிறதுக்கு விஷய விஜயத்வஜக விராஜதே ஒரு பெரிய வெற்றி கொடி போல் இருக்கு புரியுதா இந்த பாணினியோட வியாக்கரண கிரந்தம்ங்கிறது அப்படியே ஒரு அது வெற்றி கொடி தூக்கின்னு இருக்கு அமாங் ஆல் தி டெக்ஸ்ட் புரியுதா அப்புறம் கிளியரா இருக்கா இதுல வந்து வர்ப்ஸ் எல்லாம் ரொம்ப ஒன்னும் டிஃபிகல்ட் இல்ல அதனால நான் வந்து அப்படியே சொல்லிட்டே போறேன் அதுக்கப்புறம் आ, ततः मनुस्मृतिः पराशरस्मृतिः यज्ञवाक्यस्मृतिः इत्यादयः யாத்ஞவல்கிய ஸ்மிருதிஹி य- यज्ञ यज्ञ யாத்ஞவல்கிய ஸ்மிருதிஹி ம். आ, हम्म। इत्या इत्यादय स्मृतिग्रन्था विरा विरचिताः சோ மனுஸ்மிருதி பராசர ஸ்மிருதி யாக்ஞவல்கிய ஸ்மிருதி இந்த மாதிரி ஸ்மிருதி கிரந்தாக விரச்சிதாக ஸ்மிருதி கிரந்தங்களும் சம்ஸ்கிருதத்துல தான் எழுதப்பட்டது சரியா ஆஹ் இந்த விரச்சிதாக எதுக்கு போறது அவர் எழுதியவாடு கம்போஸ் தான் கம்போஸ் சொல்லுங்க எனக்கு அந்த வேர்டு சொல்லுங்க ஸ்மிருதி ஸ்மிருதிக்கு போறது ஸ்மிருதி கிரந்தாகாக்கு போறது கிரந்தாகா விரச்சிதாகா கிரந்தங்கள் எழுதப்பட்டன இல்லையா உம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ரீமத் ராமாயணம் ஆதிகாவேனா வால்மீகி மகர்ஷினா விரச்சிதம் ஸ்ரீமத் ராமாயணம் ஆதி கவினா முதல் கவியான வால்மீகிங்கிற ஒரு மகரிஷினா அவரால் எழுதப்பட்டது விரச்சிதம் எது விரச்சிதம் ராமாயணம் விரச்சிதம் உம் அதான் மேல உம் என்னது விரச்சிதம் எழுதினது விரச்சிதம் விரச்சிதாக எல்லாமே இது புல்லிங்கத்துல இருக்கு இது நபும்சகலிங்கத்துல இருக்கு அப்புறம் மகாபாரதம் ஸ்ரீ வேதவியாசேன மகர்ஷினா விரச்சிதம் மகாபாரதமானது ஸ்ரீ வேதவியாசர்னு ஒரு மகர்ஷியால எழுதப்பட்டது அதுக்கப்புறம் இத்திஹாஸ் इतिहासद्वयम् अभितं भारतीयानां वेदतुल्यं भवति இத்திஹாசத்வயமபி இதம் இதம் இத்திஹாசத்வயம் அர்த்தம் இத்திஹாச சாரி இத்திஹாச துவயம் பிளஸ் அபி பிளஸ் இதம் இதிகாசத்வயமபி இதம் இதம் இதிகாசத்வயமபி இந்த இரண்டு இத்திஹாசமும் பாரதீயானாம் வேத பவதி பார பாரத தேசத்துல இருக்கிறவாளுக்கு வேத துல்லியம் வேதத்துக்கு சமானமாக இருக்கிறது புரியுறதா எது எந்த இத்திஹாசத்வயம் ராமாயணம் மகாபாரதம் உம் அதுக்கப்புறம் உம் ததச்ச அஷ்டாதச புராணானி வேதவியாசி மகர்ஷினா பரி महर्षिणा प- परि प- प्रणीतानि येषां मध्ये भागवतम् अ- आ, अत्युत्तमं परिगण्यते உம் ததச்ச பிறகு அஷ்டாதச புராணானி பதினெட்டு புராணங்கள் வேதவியாச மகரிஷினா வேதவியாசர்னு பெயருள்ள ஒரு மகரிஷியினால பிரணீதானி எழுதப்பட்டன சரியா புராணானி பிரணீதானி ஏஷாம் மத்தியே அவைகளுக்கு அவைகளுக்குள் அமாங் த எயிட்டீன் புராணாஸ் பாகவதம் அதி உத்தமம் பரிகண்யத்தே அதுல பாகவத புராணம்ங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு புராணம் அதி பிளஸ் உத்தமம் அத்தியுத்தமம் எண்சந்தி பரிகண்யத்தே பரிகணிக்கப்படுகிறது இட்ஸ் பீன் கவுண்டட்னு அர்த்தம் சரியா அப்புறம் पूर्वोक्तैः श्रुतिस्मृति पुराण इतिहासे इतिहासादिभिः प्राचीन प्राचीनग्रन्थैः भारतीयप्राचीनसंस्कृतेः परिचय प्राप्यते பிராபியதே பூர்வோக்தைஹி மேல் சொல்லப்பட்ட இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசாதிபிகி ஸ்ருதி வேதங்கள் ஸ்மிருதி மனுஸ்மிருதி முதலியவைகள் புராணங்கள் பாகவத புராணம் முதலிய பதினெட்டு புராணங்கள் இதிகாசாதிபிகி இதிகாசம்ங்கிறது ராமாயணம் மகாபாரதம் போன்ற இத்திஹாசங்களினால் இத்திஹாசாதிபிகி பிராச்சீன கிரந்தைகி இத்திஹாசம் இவைகள் இந்த பிராச்சீன கிரந்தங்களினால் இந்த பழமையான புத்தகங்களினால் பாரதிய பிராச்சீன சம்ஸ்கிருத்தே தேசத்தினுடைய பழமையான சம்ஸ்கிருத்தியினுடைய அந்த கல்ச்சர்னுடைய பரிச்சயா பிராபியதே பரிச்சயா அப்படின்னா இன்ட்ரடியூஸ் ஆறுதுன்னு அர்த்தம் we are introduced on the culture of the on the old Indian culture by reading these text சரியா என்ன என்ன ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் ஒரு சிவிலைசேஷன்னா அந்த காலகட்டத்துல என்ன ஃபாலோ பண்ணப்பட்டது தானே இல்லையா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய மாறியாச்சு அதெல்லாம் நமக்கு இது படிக்கும் போது தெரியுதுன்னு சொல்றான் அப்புறம் பாரதியா நாம் சம்ஸ்கிருதே சம்ஸ்கிருதத்தாயாச்ச நிரூபகாக பகோ கிரந்தாக யாவதா யாவதாது ஆதுனிக காலம் உபலபியந்தே பாரதியானாம் சம்ஸ்கிருதை பாரத தேசத்துல இருக்கவாளுடைய அந்த கல்ச்சர்னாலையும் சபியதாயாக அந்த கஷ்டம் பழக்க வழக்கம் அதனாலையும் அத அத வந்து நிரூபக்காக அத வந்து நிரூபணம் அத வந்து எது வந்து பிரசன்ட் பண்றது அப்படின்னா பகவக கிரந்தாக நிறைய கிரந்தங்கள் யாவது ஆதுனிக காலம் உபலபியந்தே இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் காலத்திலயும் நமக்கு வந்து அவைலபிள் டு கெட் சரியா கதா சாஹித்யே விஷ்ணு விஷ்ணு சர்மணஹாவா சர்மணஹா पञ्चतन्त्रं अ, गुणा गुणाडयस् अ, குணாட்டியஸ்ய பிருஹத் கதா गुणाढ्यस्य, अ, बृहत्कथा क्षेमेन्द्रस्य न, बहु अ, बृहत् कथा मञ्जरी अ, ம், सोमदेवकृतः कथा कथा सरित्सागरः इत्यादयः प्रसिद्धाः இத்தியாதயா பிரசித்தாக கத் கதா சாகித்யே ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா அதுல பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மாவினுடைய பஞ்சதந்திரம் அதுதான் இன்னி வரைக்கும் பஞ்சதந்திரான்னு நமக்கு இங்கிலீஷ் புஸ்தகம் எல்லாம் வருது அதுக்கு சோர்ஸ் வந்து இதுதான் விஷ்ணு சர்மா அவருடைய சர்மனகா அப்படிங்கிற சஷ்டியில இருக்கு பஞ்சதந்திரம்ங்கிற புக்கு குணாட்யசிய பிருஹத் கதா குணாட்யன் அவருடைய பிருஹத் கதாங்கிற ஒரு டெக்ஸ்ட் க்ஷேமேந்திரசிய பிருஹத் கதாமஞ்சரி க்ஷேமேந்திரன் ஒருத்தனுடைய பிருஹத் கதாமஞ்சரின்னு ஒரு டெக்ஸ்ட் சோமதேவ கிருதா சோமதேவர்னு பெயருள்ள ஒருத்தரால கிருதகா செய்யப்பட்ட கதாசரித் சாகரக கதாச்சரித் சாகரம்னு ஒரு text name of a book அது இத்தியாதயா பிரசித்தாக இவைகள் ரொம்ப பிரசித்தியானது very popularly known text are Vishnu Sharma's Panchatantra Gunadhya's Brihat Katha Kshemendra's Kshemendra's Brihat Kathamanjari and Somade Somadeva's Kathasarit Sagara. சரியா நான் படிச்சு விடுறேன் இதுக்கப்புறம் கத்தியகாவியேஷு தண்டின தசகுமார சரித்திரம் சுபந்தோஹோ வாசவதத்தா பாணபட்டஸ்ய காதம்பரி ஹர்ஷ சரித்தம் ச பிரக்யாதானி அதாவது பத்தியம் கத்தியம் அப்படின்னா என்னன்னா பத்தியம்னா பொயட்ரின்னு அர்த்தம் கத்தியம்னா புரோஸ்ன்னு அர்த்தம் சரியா ஆஹ் கத்திய காவியேஷு அதாவது ஒரு பொயட்ரி எழுதுறதுக்கு மீட்டர் எப்படி ரூலோ புரோஸ் எழுதுறதுக்கும் ரூல்ஸ் இருக்கு சோ கத்திய காவியேஷு கத்திய காவியம் கத்தியம்னா ப்ரோஸ் ஒர்க்குன்னு அர்த்தம் ப்ரோஸ் ஒர்க்ல uh, என்ன அப்படின்னா தண்டினகா தசம் தண்டினகா தசகுமார சரித்திரம் தண்டியினுடைய தசகுமார சரித்திரம்னு பெயர் உள்ள ஒரு ப்ரோஸ் ஒர்க்கு சுபந்தோகோ வாசவதத்தா சுபந்தூன் ஒருத்தருடைய வாசவதத்தான்னு ஒரு டெக்ஸ்ட் சரியா பானபட்டசிய காதம்பரி பானபட்டர் எழுதின காதம்பரி பெரிய டெக்ஸ்ட் அதுதான் it's magnum opus in Sanskrit literature Harshacharitam ச பிரக்யாதானி பானபட்டர் வந்து காதம்பரி ஹர்ஷசரிதம் ரெண்டுமே எழுதியிருக்காரு இதெல்லாம் வந்து பிரக்யாதானின்னா வெரி பாப்புலர்லி நோ அதுக்கப்புறம் பத்திய காவியேஷு பத்திய காவியம்னா பொய்ட்ரி பொயிட்ரி லிட்ரேச்சர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தேன்னா காளிதாசஸ்ய ரகுவம்ச குமார சம்பவ மேக சந்தேஷாக காளிதாசர் எழுதின ரகுவம்சம் குமார சம்பவம் மேக சந்தேஷம் பாரவேகே கிரார்த்தார்ஜுனியம் பாரதியினுடைய கிரார்த்தார்ஜுனியம்னு ஒரு ஒரு காவியம் மாகசிய சிசுபாலவதம் மாகர் எழுதின சிசுபாலவதம் சைத்தி பஞ்சகாவியானி பிரதிதானி இது அஞ்சு இது வந்து பஞ்சகாவியங்கள் மகாகாவியங்கள் பாப்புலர் ஆக்சுவலி இதுல மேக சந்தேஷம் வந்து இன்க்ளூடட் இல்ல Meghasandesham is not a மகாகாவியம் இட்ஸ் அ கண்டகாவியம் சரியா இதுல வந்து காளிதாசர் எழுதின ரகுவம்சம் குமார சம்பவம் ரெண்டு பாரவியினுடைய கிரார்த்தார்ஜுனியம் மூணு மாகசிய சிசுபாலவதம் நாலு அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷர்னுடைய நைஷதம் நலச்சரித்தம் நடன பத்தின கதை அதுதான் அஞ்சாவது சோ இது மேக சந்தேஷம்ங்கிறது உங்களுக்கு பஞ்சமகா காவியத்துல ஒண்ணு கிடையாது இட்ஸ் அ கண்டகாவியம் மேக சந்தேஷம் மிருத்து சம்ஹாரம்னு ரெண்டு கண்டகாவியம் எழுதியிருக்காரு காளிதாசர் மகாகாவியம் இல்ல அது தப்பா போட்டிருக்கான் சரியா நாட்டகேஷு நாட்டகங்களில் பாச நாட்டகானி சொப்னவாசவ தத்தாதினி திரையோதச பாச நாட்டகங்கள்னு பதிமூணு நாடகங்கள் ஃபேமஸ் சொப்பனவாசவ தத்தம் பிரதிமா நாட்டகம் கர்ணபாரம் ஊருபங்கம் இந்த மாதிரி ஒரு பதிமூணு நாட்டகம் எழுதியிருக்கார் அதாவது நாட்டகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா நாட்டகம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ரூபகம் அந்த நாட்டகத்துக்கே எக்கச்சக்க ரூல்ஸ் இருக்கு ஏழு சர்க்கம்குள்ள இருந்தாதான் அது பேர் நாட்டகம் ஏழு சர்க்கம் தாண்டி எடுத்தனா அதுக்கு பேர் பிரகரணம்னு பேரு அண்ட் ஒரே சர்க்கத்துல எழுதினா அதுக்கு வந்து ஹாஸ்யமா இருந்ததுன்னா அதுக்கு பிரகசனம்னு பேரு சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு இதுல வந்து பாச நாட்டக சக்கரம்னு பேரு அவர் வந்து பாசன் வந்து பாசன் வந்து ఈవెన్ ప్రిజీట్స్ కాళిదాస భాస నాటకాన్ని స్వప్న వసవ వాసవదత్తాదీని త్రయోదశ పదిమూడు నాటకం எழுதியிருக்கார் భాస నాటకం కాళిదాసస్య అభిజ్ఞాన శాకుంతలం విక్రమోర్వశీయం மாளவிகாக்னிமித்திரம் சேதி நாடகத்ரயம் காளிதாசர் பார்த்தீங்கன்னா மூணு நாடகம் ஒன்னு அபிஜான சாக்குந்தலம் சகுந்தல துஷ்யந்தன் கதை விக்ரமோர்வஷியம்ங்கிறது விக்ரமன் ஊர்வஷி அது கதை மாலவிகா அக்னிமித்ரன்ங்கிறது இட்ஸ் ஃபிக்ஷனல் அது வந்து மாலவிகா அக்னிமித்ரன் ஒரு ராஜா அவனை பத்தின கடை இதுல வந்து இதுல வந்து நீங்க இந்த ரெண்டு நாட்டகமும் சித்தூர் கண்டினியூ பண்ணலன்னா படிப்பேன் மாலவிகா அக்னிமித்திரம் வந்து உங்களுக்கு நாலாவது பரீட்சைக்கு வரும் அபிஜான சாகுந்தலம்ங்கிறது உங்களுக்கு அஞ்சாவது பரீட்சைக்கு வரும் கரெக்ட் ஆஹ் இச்சா இது நாட்டகத்திரயம் மூணு நாட்டகம் அதுக்கப்புறம் பவபூதேகே மாலதி மாதவம் உத்தர் ராமச்சரிதம் ச இது துவயம் பவபூதின்னு ஒரு ஆத்தர் ஒரு போயட்டு அவர் எழுதினது வந்து மாலதி மாதவம்னு ஒரு இட்ஸ் அ பிரகரணம் ஆக்சுவலி பத்து பத்து அங்கம் இருக்கு பிரகரணம் உத்தர ராமச்சரித்தம்ங்கிறது ராமர் சீதைய வந்து மீட்டன் வந்துட்டு உத்தர ராமாயணம் இருக்கு இல்லையா அந்த கதை லவகுஷா பிறந்து கொண்டு போய் சீதையை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்துல விடுறது அந்த கதை உத்தர ராமச்சரித்தம் ச இது துவயம் அதே மாதிரி பட்டநாராயணசிய வேணி சம்ஹாரம் வேணி சம்ஹாரம்ங்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் மகாபாரதம் பட்டநாராயணர்னு ஒரு கவி அவர் எழுதினது வேணி சம்ஹாரம் வேணினா தலைமுடின்னு அர்த்தம் சோ அந்த மகாபாரதத்துல வந்து அந்த அவளுடைய அந்த தலைக்கு வந்து அந்த இவனுடைய தொடைய உடைச்சி அந்த துஷ்யந்தனை துஷ்யந்தன் பேர் என்ன துஷாசனன் அவனை வந்து பிடிச்சு அவன் ரத்தத்தால அவளுக்கு அபிஷேகம் பண்றான் இல்லையா அதுதான் அந்த வேணி சம்ஹாரம்ன்றது பயங்கர ஒரு வீரரச பிரதானமான ஒரு நாடகம் அது விஷாக தத்தசி முத்ரா முத்ரா ராட்சசம் முத்ரா ராட்சசம்ங்கிறது சாணக்கியன் அந்த சந்திரகுப்தன் கதை historical drama one of the finest plays actually ராட்சசம்ங்கிறது அந்த ராட்சசன்கிற ஒரு மந்திரி இருப்பானோனோ சோ அந்த விசாக தத்தன் ஒரு பழட்டை எழுதியிருக்க சூத்ரகசிய மிருச்சகட்டிகம் இப்ப நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி சூத்ரகன் எழுதின மிருச்சகட்டிகம்ங்கிறது ஸ்ரீ ஹர்ஷஸ்ய ரத்னாவலி ஹர்ஷன் வந்து ஒரு பயட்டு அவர் எழுதின ரத்னாவலி பிரியதர்ஷிகா நாகானந்தம் சரியா ரத்னாவலி பிரியதர்ஷிகா நாகானந்தம் பெயருள்ள மூணு நாடகத்ரயம் சம்ஸ்கிருத வாங்மயம் சஜீவம் நிரூபயந்தி நம்ம சம்ஸ்கிருத லாங்குவேஜுங்க வந்து அப்படியே அதை வந்து லைவா கொண்டு வரும் அப்படின்னா ரொம்ப நன்னா இருக்கும் இதெல்லாம் அப்படின்னா சரியா சம்ஸ்கிருத சாகித்யேன பாரதிய சம்ஸ்கிருதி சமயக் ஞாத்தும் சக்கியதே சம்ஸ்கிருத சாகித்யேன வித் சான்ஸ்கிருத் லிட்ரேச்சர் பாரதிய சம்ஸ்கிருதி த கல்ச்சர் ஆஃப் இந்தியா சமயக் ஞாத்தும் சக்கியதே நன்றாக அறியப்படுகிறது so the culture of India Indian culture is very well known through the Sanskrit literature ஏன்னா அந்தந்த காலகட்டத்துல எப்படி எப்படி ஜனங்கள் இருந்தா அந்தந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு விவகாரம் நடந்தது எல்லாம் உங்களுக்கு வந்து எது வந்து சொல்லப்பட அந்த அப்போய்க்குனே இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல வர புஸ்தகங்கள் இன்னைக்கு நம்ம எப்படி ஜனங்கள் இருந்தோங்கிறத வச்சுதானே இருக்கு இல்லையா அத்தக ந கேவலம் பாரதியைகி अपि சம்ஸ்கிருதி भारतीयसंस्कृतिजिज्ञासुभिः सर्वैरपि சம்ஸ்கிருதம் அத்தியேயம் இது नैव வக்தவியதாம் अपेक्षते अतः அதனால் ந கேவலம் भारतीयैः நாட் ஒன்லி பை இண்டியன்ஸ் अपि பட் பாரதிய சம்ஸ்கிருதி ஜிக்ஞாசுபிகி பாரதிய சம்ஸ்கிருதத்தை ஞாத்தும் இச்சுபிகின்னு அர்த்தம் பாரதியன்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதிங்கிறது ஒரு வார்த்தை ஜிக்ஞாசாங்கிறது ஒரு வார்த்தை பாரத தேசத்தினுடைய பாரதீயசிய சம்ஸ்கிருதி பாரதிய சம்ஸ்கிருதி அந்த சம்ஸ்கிருதியினுடைய ஜிக்யாசா அப்படின்னா ஞாத்து மிச்சா அறிய வேண்டும்னு ஆசை இருக்கிற அவர் அவைகளின் அவர்களினால் திருத்தியா விபத்தில இருக்கு ஜிக்யாசுபிகி சர்வைரபி அவ எல்லாராலையும் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதமானது அத்தியேயம் இது படிக்கப்பட வேண்டும் தே மஸ்ட் ரீட் சான்ஸ்கிரிட் இது நைவ வக்தவியதாம் அபேட்சதே there is no need to mention that Uh, not only the Indians, even the others should, those who want to know about the culture of India, those who are very eager to know about the tradition, custom and culture of India must read Sanskrit because through Sanskrit, you can understand. Sariya? Sariya, Okay.